அவருக்கு பேச தெரியும்னு பேசுறாரு நல்லா பேச வருது அது பேசுறாரு அது இந்த மாதிரி ஊடகத்துல நின்று பேசிக்கலாம் அரை மணி நேரம் பேசிக்கலாம் அப்படி வந்து கேட்கறது இல்ல பேசுறது இல்ல மங்கி பாத் யாரு கூடாது அவர் மட்டும் ஒரு அறையில இருந்து பேசிட்டு போயிடும் நூறாவது முடிஞ்சிருக்குது நாட்டின் மக்களுக்கான சகிப்பு தன்மையை நான் பாராட்டுறேன் நூறு முறை இந்த கொடுமையை கேட்டிருக்கீங்க <laughs> பொய் பேசுறோம்னு தெரிஞ்சு ஒருத்தர் துணிஞ்சு பேசுறாரு அது பொய்ன்னு தெரிஞ்சு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை நான் பாராட்டுறேன் இந்த மே தினத்துல உங்களை எல்லாருக்கும் வாழ்த்து